ஹாய் ஃப்ரெண்ட் oh, சொல்லு பாத்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பண்றதுக்கு அக்கா வந்திருக்காங்க கிளம்பிட்டாங்க இதோட அடுத்த வருஷம் நம்ம போறோமா இல்ல அவங்க வராங்களான்னு அடுத்த வீடியோல பாக்கலாம் <laughs> பாய் வேற ஓட்டட்டோம் வண்டி டிராஃபிக் அதிகமா இருக்கு இங்க ரோகிணி இந்த அம்மா அப்புறம் நான் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ எயிட் தேர்ட்டி ஆகுது டிராஃபிக் பாருங்க இவ்வளோ இருக்கு கண்டிப்பா ஒரு டிராஃபிக் ஆச்சு கண்டிப்பா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே வந்தால் தான் ஏர்போர்ட்டுக்கு நம்ம பனியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்றதா இல்லை வீடியோ ஆமா இங்கேதாங்களா உட்காந்துப்பா லக்கேஜ் வச்சுட்டு அப்புறம் உட்காந்துக்கலாம் இரு இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து லக்கேஜ்லாம் வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் அம்மா அப்புறம் சித்தி சூரி தம்பி எல்லாருக்குமே வந்து பை பை சொல்லிட்டோம் அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை ஏன்னா வந்து அது ரொம்ப எமோஷ்னலான வீடியோ அதனால பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலை இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் போர்டிங்க்காக உட்காந்துட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு அதனால் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுவோங்க ஏர்போர்ட்லேயே தனியாக இருக்குது போல இருக்குது இல்லை எனக்கு குக்கீஸ் ஹவர் பாப்பா இன்னும் இன்னும் ஒன் ஹவர் இருக்குது நம்மளுக்கு போயிட்டே இருக்கு செவன் பா ஆமாம் பயங்கர கியூ செவன் 拜拜，再见吧。 back side. Okay. Okay. Smoke detectors are installed in all dimensions, Mobile phones and other small electronic devices, including e-cigarettes, may be used in slight mode. However, for your safety and the safety of those around you, use of large electronic equipment such as laptops during takeoff and landing. ம் எதை ம் உட்காருடா அதான் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை தபான் டோன்றான் வேலை ஆயிடுச்சு ம் கொஞ்சம் பண்ணிக்கறி நீ எங்க சொன்ன நான் என்ன சொன்ன நான் தான் எப்போ சொன்னேன் வேணாம் சொன்னேன் எப்போ சொன்னேன் சொன்னாங்க பண்ண சொன்னாங்க நீ தானே ஏர்போர்ட் வந்தாச்சு லக்கேஜ்லாம் வந்து கலெக்ட் பண்ணோம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இப்போ லக்கேஜ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போக வேண்டியது தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா ட்ரிப் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து நாங்கள் போனோம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நாங்கள் போனது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சூரி தம்பியோட மேரேஜ் அப்புறம் வந்து லக்ஷிதா பாப்பாவோட பர்த்டே இது மாதிரிலாம் நிறைய வந்ததுனால பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் அங்கே பார்த்தோம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து போக முடியல பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்தது நாளும் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இவங்களோட மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்கள் லக்கேஜோட லக்கேஜாக பேக் பண்ணி நாங்கள் வந்து சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த ஒரு வருஷத்துக்கு இது தாங்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு சரி நீங்களும் வந்து இந்த சென்னை டு சிங்கப்பூர் எங்களோட ட்ராவல் வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை வந்து வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்